எல்லாரும் எக்ஸ்பிளைட் பண்ணுறாங்க ஒடுக்குறாங்கன்னு ஒன்றக்கூடியவங்க மன்னிக்க மாட்டாங்க பெண்கள் வந்து ப்ரைடை இழந்துட்டாங்கன்னா ப்ரைடு இருக்குல்ல அதை இழந்துட்டாங்கன்னா பண்ணி மன்னிக்க மாட்டாங்க ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட ஒரு விஷயத்தை கெஞ்சு அவன் அதை பண்ணலைன்னா ஒரு போதும் அவனை மன்னிக்க மாட்டான் இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதாவது நீங்கள் கேட்க வைக்கலாம் நீங்கள் அவங்க மென்றாட வைக்கலாம் ஆனால் அவங்களோட ஈகோ விட்டு கெஞ்சிட்டாங்க அப்புறம் நீங்கள் அதை அது கீல்ட் ஆகலைன்னா நீங்கள் அவளை பர்மனெண்ட்டாக எழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுதான் நந்தினி விஷயத்தில்